Thank you. நம்ம எந்த இந்த புரிதல்ல போயிட்டு இது வந்து இந்திய வாழ்க்கைக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் வேணும்னு ஓடிட்டே இருக்கோம் இது எப்படி சீரமைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க இந்த இதுல வந்து எப்படி இது மாதிரி இது பண்ண முடியும் என்னங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல நானும் பார்த்தேன் ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் நாலஞ்சு வீடியோ பார்த்தேன் ஐயாவோட ஞான விடுதலை புக்க புத்தகம் படித்தேன் இது மனதளவுலையும் உள்ளும் புறமும் மாற்றிக்கிறேன் வெளிப்புற மு முகத்தை உள்ளே வந்து இயக்கத்தை வந்து அதை மாற்ற முடியாதுன்னு ஐயா சொல்கிறாரு வெளிப்புற உலகத்தில் எப்படி அதாவது இன்றைக்கு பொருளாதார வே தேடுதல் இருக்கும்பொழுது இது எப்படிங்க ஐயா அதை மாற்றி புரிய மாட்டேங்குதுங்க ம் நான் ஒரு ஆல்ரெடி ஒரு ஆறு மாதம் அந்த தியானத்தில் பயிற்சி இது பண்ணேங்க ம் அந்த புரிதல் மட்டும் வர மாட்டேங்குது அதில் கொஞ்சம் புரியுற மாதிரி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு கேட்டேங்க பொருளாதாரத்தை தேடி ஓடலாமான்னு கேக்குறீங்களா இல்ல என்ன பொருளாதாரத்துல இல்லாம சிக்கல்ல மாட்டி முழிச்சிட்டு இருக்கிறோம் அதுல இருந்து வெளிவரதுக்கான வழிகள் வேணும் தொழில் வந்து கொரோனாவுக்கு முன்னால பாத்தீங்கன்னா தொழில் கொஞ்சம் நல்ல முறையா போயிட்டு வந்து கொரோனாவுக்கு பிறகு எல்லாமே லாக் ஆயிடுச்சுங்க மறுபடியும் வந்து அதாவது பாத்தீங்கன்னா புதுசா தொழில் ஆரம்பிச்சு தொழில் பண்ற மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி நம்ம ஆரம்பிச்சு தொழில் இருபது வருஷம் முன்னாடி செஞ்ச தொழில் வந்து கொரோனாவுக்கு பிறகு அந்த தொழில் எல்லாமே முடங்கி போச்சு இப்போ நான் தொழில் ஆரம்பிச்சு புதுசா செய்யணும் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சு புதுசா ஆரம்பிச்சு போற மாதிரி சூழ்நிலை இருக்கு இதுக்கு நமக்கு ஏற்புடைய தொழில் இதுதானவா இல்லை எதை வேணாலும் செய்யலாமா எதை பண்ண சீரமைக்க முடியும் இந்த புரிதலுக்குள்ள போகவே முடியலைங்க அதுக்கான ஒரு விளக்கம் மட்டும் கொஞ்சம் தர முடியுங்களா வந்து நம்ம சூழ்நிலை ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு எல்லா பக்கமும் தொழில் வந்து ரொம்ப இதாக தான் இருக்கு சரி சர்வைவல் பண்ணி தான் ஆகணும் அது எதிர் எதிர்கொள்றதுக்கு வந்து நமக்கு என்ன தடையா இருக்கு மனசுதான் தடையா இருக்கு மனசுதான் வந்து என்ன எதிர்காலத்தை பத்தி பயம் ஒன்று இருக்கு கரெக்டுங்களா பயம் குழப்பம் எந்த தொழில் பண்ணா மே என்ன வர முடியும் ஏன்னா அதாவது இப்போ புதுசாக ஆரம்பிக்கணும் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் ஆனா ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த எல்லாம் கடன்ல போய் மாட்டிக்கிறீங்களே ம் கடலில் போய் மாட்டியிருக்கனால இப்போ வந்து சாதாரண ஒரு தொழில் பண்ணி ஏதோ ஒன்று சாப்பிட்ணுங்கிறக்காக சாதாரண ஒரு அன்னைக்கு வியாபாரம் பண்ணோம் நல்லது போனோம் ரொட்டேஷன் ஓடி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை ம் இன்னைக்கு வியாபாரம் பண்ணி பத்து லட்சம் கடன் வாங்கி பாஞ்சாயிரம் சம்பளம் இருபதாயிரம் சம்பளத்தை வாங்கி எப்படி அதை சீரமைக்க முடியும் ம் அப்படி கட்டத்தை பண்ணுறேன்னு புரிய மாட்டேங்குது இந்த இடத்துல இதுதான் ஒன்று ரொம்ப சிக்கலை எதிர்கொள்ளணும் இந்த பூஜைக்கு முன்னாடி இந்த எனக்கு சொல்ற சீரமைக்கிறது எப்படின்னு முதலாளியா வந்துட்டுங்க தொழில வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷமா ஒரு முதலாளி தொண்ணூத்தி ஆறுல இருந்து இந்த கொரோனாவுக்கு முன்னாள் வரைக்கும் ஒரு தொழில் ஸ்தாபனம் நடத்தி ஒரு முதலாளியா வந்துட்டுங்க இப்ப அந்த கொரோனாக்கு பிறகு எல்லாமே லாக் ஆயிடுச்சு டோட்டல் லாக் ஆயிடுச்சு ஜீரோ ஜீரோல இருந்து மறுபடியும் எந்திரிச்சு உட்காரணும் இப்ப எதை பண்ணி எங்க வெளியே வர்றது வீட்டில் வந்து என்ன கேட்குறாங்க நீ அதுக்காக சும்மா இருந்து என்ன பண்ண போகிற ஏதோ வேலை கட்டி பண்ணி தானே நான் சொல்கிறேன் பதினஞ்சு ரூபா சம்பளம் இருபது ரூபா சம்பளத்தை வாங்கி நான் வந்து மேடேறி எப்படி கடன் கட்ட முடியும் நான் கேட்குறேன் ம் அவங்க சொல்கிறாங்க எப்படியோ பண்ணி தான் ஆகணும் அப்போ கடன் கட்டுறது எப்படி அப்படிங்கிற கேள்விக்குறி வரப்போ இது என்ன பண்ணணும்னு புரியாத அளவுக்கு ஆகிட்டு இருக்கு அதாவது நம்ம வந்து முதல்ல வந்து மனசுலயும் ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருந்தோம் வெளியும் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ மனசுல எந்த வேலையும் இல்லைன்னு முடிச்சுக்கிட்டோம் ஆமாங்க மனசுல எந்த வேலையுமே இல்லை எது இருந்தாலும் ஓகே தான் சொல்லி என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் ஓகே தான்ட்டோம் ஆமாங்க மனசுல வருத்தம் வந்தாலும் சரி கவலை வந்தாலும் சரி என்ன வந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆமாங்க அப்படிங்கும்போது நம்ம அங்க வேலையே கிடையாது ஆமாங்க இருக்கிறது எல்லாமே புறம்தான் வெளியே தான் ஆமாங்க நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை தீர்க்கறது எப்படிங்கிற கவனத்தை நீங்க அங்க கொண்டு போனீங்கன்னா உங்க உங்களுடைய நூறு சதவீதம் கவனமும் அங்க போகும்போது நம்ம அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு தன்னால கிடைக்கும் நான் என்ன சொல்றோம் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் இப்ப நீங்க கார் ஓட்டுறீங்க நான் உங்களுக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து பின்னாடி பார்க்க வேண்டிய வேலை உங்களுக்கு எதுவும் இல்ல காரை கவனமா முன்னாடி பார்த்து ஓட்டுங்கன்னு சொல்றேன் நீங்க இது முன்னாடி பின்னாடியும் பார்த்து பார்த்து ஓட்டிட்டு இருந்தீங்க பின்னாடி பாக்குற வேலை இல்ல முன்னாடி மட்டும் பார்த்து ஓட்டுங்கன்னு சொல்லிட்டேன் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க பின்னாடி பாக்குற வேலை இல்லைன்னு என்ன ஆயிடுச்சு உங்க கவனம் முழுசா முன்னாடி போயிடுச்சா ஆமாங்க எவ்வளவு டிராபிக் இருந்தா என்ன எவ்வளவு வண்டி குறுக்கணும்னா இருந்தா என்ன எப்படி போகணுங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நீங்க இப்ப என்ன பண்றீங்க மறுபடியுமே முன்னாடி இப்ப இவ்வளவு டிராபிக் ஆயிடுது என்ன பண்றீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க பேரை வந்துட்டு நான் தான் பின்னாடி பாக்குற வேலையை விட்டுருங்க முடிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டேன் இதே வந்து உங்களுக்கு வந்து செவன்டி இதுக்கு முன்னாடி செவன்டி பர்சன்ட் பின்னாடி தான் பாத்துட்டு இருந்தீங்க புரியாத வரைக்கும் அப்படிதான் பாத்துட்டு ஆமா புரிஞ்சதுனால செவன்டி பர்சன்ட் கவனமும் நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா முன்னாடி பாப்பீங்க எவ்வளவு வேணா சிக்கல் இருக்கட்டும் உங்க கவனத்தை முழுசா கொண்டு போனாங்க பொறுவே நிதானமா என்ன பண்ணுன்னு பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இப்ப ஆனா நீங்க வந்து முன்னாடி பார்த்து ஓட்டுறது என் ஐடியா கட்டினா தப்பா போகும் ஏன்னா உங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்றது நீங்க தான் ஆமாங்க நான் எனக்கு கிடையாது நான் எனக்கு என்னன்னு கூட தெரியாது ஆமாங்க நான் ஒரு ஐடியா கொடுத்தா சரியாகவும் வராது அது ஆமாங்க உங்க வாழ்க்கையே உங்க பிரச்சனை வெளியிலங்கிறது உங்களுக்கு எவ்வளவு கடை இருக்குது என்ன சூழ்நிலை இருக்குது எவ்வளவு பேருக்கு நீங்க தரணும் உங்க தொழில என்ன வருமானம் வருது எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் ஆமாங்க அதனால நான் இது ஐடியா கொடுத்தேன்னு வச்சுங்க அந்த ஐடியா உங்களால் பின்பற்றவும் முடியாது சரியாகவும் வராது ஆனா அகங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தாச்சு நீங்க மேற்கொண்டு என்ன பண்ணும் உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியே தான் சர்வைவல் பண்ண வேண்டியது நீங்க தான் எதை பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணி எடுத்து அந்த வழியில் போங்கங்கிறீங்க அவ்வளவுதான் இப்ப எல்லாருமே அவங்க செலுத்தி போங்கங்கிறீங்க ஆமா என்னன்னா அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி பண்ணா நமக்கு வந்து சிக்கல் கம்மியாகும் பெரிய சிக்கல்ல இருந்து சின்ன சிக்கலா மாத்துறது எப்படி அது அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி எந்த மாதிரி பண்ணா நம்ம வந்து சரியான ரூட்ல போக முடியும் நம்ம வாழ்க்கை சிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத நீங்க ஐடியா பண்ணணும் இது எல்லாமே புறம் சார்ந்த விஷயம் ஏன்னா உங்களுக்கு செவன்டி பர்சன்ட் ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு உள்ள வேலை இல்லைன்னு அப்ப அந்த கவனமும் சேர்ந்து வெளியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குங்க இதுக்கு வந்து யாரும் தீர்வு சொல்ல முடியாது நான் இல்ல யாருமே சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா இது வந்து நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை அகங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் நம்ம நீங்க நீங்க காரை ஓட்டுறீங்க முன்னாடி பார்த்து ஓட்டுங்க பின்னாடியுமே பார்க்காதீங்கன்னு சொல்லியாச்சு முடிஞ்சு போச்சு வேலை இப்ப இதுக்கு மேல நீங்க வந்து முன்னாடி பார்த்து அங்க விழுப்புரம் வண்டி வருது நான் இப்ப நேரா போட்டுமா இல்ல லெப்ட்ல போட்டுமா என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்றத வச்சு நீங்க செயல்படுத்தினா சரியா வராது உங்களுக்கு தான் எத்தனை வண்டி வருது சின்ன வண்டியா பெரிய வண்டியா நம்ம ஸ்லோ பண்ணணுமா இல்ல வேற ரூட்ல போலாமா இல்ல ஓரமா நிறுத்திக்கலாமா அப்படிங்கிறது நீங்க தான் ஐடியா பண்ணுங்க இதுக்கு இல்ல யாருமே ஐடியா கொடுக்க முடியாது சொல்றது புரியுதுங்களா புரியுது புரியுதுங்க புரியுதுங்க அதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டு நீங்க வேலை பாருங்க எது பண்ணா சரியா இருக்குமோ அந்த வேலையை பாருங்க அப்படிங்கிற ஆமா ஆமா நீங்க வேற எதை பத்தி யோசிச்சுட்டு போகாதீங்க அது நடக்க நடந்துட்டு போது நீங்க மட்டும் உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க செஞ்சுட்டே இருங்க மனசுல என்ன வருத்தம் என்ன கவலை பயம் என்ன வந்தாலும் எல்லாமே விட்டுருங்க அது வந்து நேச்சர் அதெல்லாம் வந்தாதான் வெளியே வந்து நம்ம கவனமா இருப்போம் உங்களுக்கு வந்து என்ன ஆகுமோ தெரியும் பயம் வந்தாலும் கவனமா செயல்படுவீங்க மேற்கொண்டு இது பயம் வருது பயம் வருது தானா வருது இல்ல நம்மள டெய்லியும் துரத்து டார்ச்சர் பண்றாங்கன்னு பயம் வருது இல்ல தானா பயம் வரும்போது தான் நம்ம வந்து எப்படி கவனமா இருக்கணும் லாஸ் ஆகாம எப்படி செயல்படுறதுங்கிற கவனம்ங்கிறது அப்பதான் வரும் வெளியே உங்களை வெளியே எச்சரிக்கை பண்ணதான் உள்ள வந்துருதுன்னு எடுத்துங்க எல்லா வேலையும் வெளியே பாருங்க சரிங்க அது உங்க அறிவை பயன்படுத்தி உங்க சூழல் உங்களுக்கு தான் தெரியும் அதை வச்சு பயன்படுத்தி வேலையை பாருங்க இந்த பய உணர்வுங்கிறது போக்குறதுக்கோ செய்யறதுக்கோ முயற்சிங்கிறது பண்ண வேண்டாம் பயம் தானா வரும் தானா போயிட்டு விட்டுருங்க அது இருந்தா கூட ஓகே தான் நம்ம வெளியே கவனமா இருக்கிறதுக்காக தான் அதை நீங்க பொருட்டோ படுத்தாதீங்க அது நமக்கு ரெஸ்பான்ஸே நமக்கு கிடையாது நீங்க கொண்டுல ஒரு சூழ்நிலை உங்க இயல்புல வெளிப்பட்டு இருக்கு ஆமாங்க அது அப்படிதான் வரும் நம்ம கவனமா இருக்க வேண்டியது நம்ம நம்முடைய வேலைங்கிறது வெளியே கவனமா செயல்படணும் அதுதான் சரிங்க சரி அதான் முயற்சி பண்றேங்க எந்த விதத்துல முயற்சி பண்ண சரி கொஞ்சம் இது பண்ணி செயல்படுங்க மறுபடியும் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு தகவலுக்கு வரேங்க ஐயா ஓகேங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி நன்றிங்க